வணக்கம்டா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ அந்த வரையில் இந்த பெயிண்டிங் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் மாருதி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் மாருதியோட ஒரு சூப்பரான பெயிண்டிங்கை தான் அவங்க வரைஞ்ச ஒரு டிராயிங்கை தான் நான் நான் ஒரு பார்த்து வரையினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வேறு லெவலான பெயிண்டிங்லாம் நம்ம சேனலில் இருக்குது பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் இது போன்ற வேறு லெவலில் பெயிண்டிங்லாம் இனிமேல் நான் போடுவேன் தொடர்ந்து எனக்கு என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Thanks. Subscribe to channel for more videos.